ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் புட்டாக இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் அதை பார்த்து இமீடியட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் பார்க்குறீங்க சாரியுடைய number five zero five zero ஃபிஃப்டிங்க பல்லூன் blouse pinkish orange double shade body of sari golden yellow இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி காப்பர் கலர் டெஸ்டடு சரிங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஐன் ஜரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க் அதாவது வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க அண்ட் இங்கே பாருங்கள் இப்போவே நான் இதில் எல்லாம் காட்டுறேன் இப்போ இது வந்து கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்குங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி புட்டால் வர்றதெல்லாமே வந்து காமனாக எல்லா சாரீஸ்லுமே வரக்கூடியது தாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸ் தானே தவிர டேமேஜ் இல்லைங்க இப்போ இந்த சாரியில் இன்னொரு எக்ஸாம்பிளும் ஈஸியாக சொல்லிடலாம் அதாவது light and dark colour mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்டுமே சாரியில் விசிபிள் ஆகும் அதுவுமே வந்து டேமேஜ் கிடையாதுங்க கைத்தறியில் வரக்கூடிய விஷயந்தான் இந்த சாரியில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கங்கே வந்து டார்க் கலர் பிங்க் த்ரெட்டு தெரியும் ஸோ ஏன்னா லைட் அண்ட் டார்க் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுறது தான் இந்த சாரியில் பாருங்கள் உங்களுக்கு அங்கங்கே dark colour pink colour thread தெரியுது இல்லையா ஸோ இதுவுமே வந்து டேமேஜ் கிடையாதுங்க சாரியோடைய கலர் வந்து பிங்க் கலர் டபுள் ஷேடில் வருது பல்லுவன் ப்ளவுஸ் பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்சோ டபுள் ஷேடுங்க ப்ளூயிஷ் க்ரீனில் வருது இதுலேயுமே காப்பர் கலர் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் சாரீ நம்பர் ஃபிஃப்டி ஒன் அடுத்து fifty two body of sari வந்து கொஞ்சம் பிரைட் பிங்க் கலரில் இருக்கும் இதுவுமே கொஞ்சம் டபுள் ஷேடு தாங்க பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் பியூர் சில்க் சாரீஸ் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் அந்த சாரீ பியூரா இல்லையாங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வீடியோ பார்த்து அது மூலமாக நீங்கள் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சாரியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சரி வந்து கோல்டு டெஸ்டட் சரிங்க ஸோ சில பேர் காப்பர் கேட்குறாங்க சில பேர் சில்வர் கேட்குறாங்க அண்ட் சில பேர் கோல்டும் கேட்குறாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு சாரியில் ஒவ்வொரு மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ ஒரு செட் ஆஃப் சாரியில் ஃபுல்லாக காப்பர் வரும் ஒரு செட் ஆஃப் சாரியில் ஃபுல்லாக கோல்டு இல்லைன்னா சில்வர் இல்லை ரெண்டு கலந்து கூட நம்ம போடுறோம் sari number fifty three body of sari royal blue பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் இதில் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையுமே புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருங்க சாரியுடைய offer price six thousand five hundred rupees only with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க இதெல்லாமே பியூர் சில்க் சாரீ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது sari number fifty four body of sari red கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீம் கலர்லேயும் இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட்டுக்கு ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID UTR number reference number இந்த நம்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் sari number fifty five body of sari lavender pallu and blouse pastel green கலரில் இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸில் மேக்ஸிமம் சாரீஸில் டசஸ் போடலைங்க சப்போஸ் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரியில் இங்கே நீங்கள் சாரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில்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 வந்து லைட் லெமன் எல்லோவாக இருக்குது இதுலேயும் காப்பர் கலர் சரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பல்லுவன் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூ கலரில் இருக்குங்க sari number fifty eight next fifty nine இதுலேயும் காப்பர் கலர் சரி பல்லுவன் ப்ளவுஸ் பேஸ்டல் க்ரீனில் இருக்குது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வடமல்லி கலர்லேயே லைட் கலராக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பிங்க்குன்னு என்னால் டக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா அது பிங்க்குங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோன் வரும் இது வந்து அந்த வாடாமல்லி கலர்லேயே உங்களுக்கு லைட் கலராக இருக்கும் அதாவது எப்படின்னா பிங்க்கும் அண்டு லாவெண்டரும் மிக்ஸ் ஆனால் என்ன கலரோ அந்த மாதிரி இருக்குங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் கம்பல்சரி கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத எங்களுடைய சஜஷன் ஏன்னா சில டபுள் ஷீட் கலர்ஸ் வர்றது ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக லிட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் வரதாங்க செய்யுது ஸோ அதனால தான் நீங்கள் ரெண்டையும் ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு uh, வர முடியும் அது என்ன கலர் இருக்கும் வரும் அப்படிங்கிறது ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கலர் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சரி ரெட் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு காப்பர் கலர் சரி இருக்குது sari number sixty next sari number sixty one body of sari navy blue கலருங்க பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடு அதாவது க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் இருக்குது இதில் வந்து கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க ஸோ ஒவ்வொரு சரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன் சரி வந்து எது எது வரும் அப்படிங்கிறத சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அந்த சாரீ வந்து புக் பண்ணிட்டீங்க ஆனால் சரியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி இந்த சாரீ கோடு சொல்லி இதில் வந்து கோல்டு இருக்கா சில்வர் இருக்கா இல்லை காப்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பரில் கேட்க வேண்டாங்க கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க நேர்லேயே சாரீ எடுத்து பார்த்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க புக்கிங் நம்பரில் கேட்டிங்க அப்படின்னா அவங்களால பார்த்து சொல்ல முடியாது அதனால தான் கஸ்டமர் கேரை கேட்க சொல்கிறேன் கஸ்டமர் கேரை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு ரிப்ளை வரல அப்படின்னா இமீடியட்டாக ரிப்ளை வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லனாவது உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் வராமல் இருக்காது கால் பண்ணி அதே மாதிரி அட்டன் பண்ணல அப்படின்னாலுமே வெயிட் பண்ணுங்கள் அவங்க திரும்ப வந்து அந்த கால் மிஸ்டு கால் பார்த்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து டபுள் ஷேடு பேஸ்டல் ஷேடில் இருக்குங்க லைட் லேவண்டரில் பேஸ்டல் ஷேடு கோல்டு டெஸ்டட் ஜெரியில் புட்டாஸ் அண்ட் ஒர்க் இருக்குங்க sari number sixty two next and last sari in this video sari number sixty three body of sari pallu பல்லுவன் பிளவுஸ் டீல் ப்ளூ இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் டிசைனில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து திரும்ப திரும்ப என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சோல்டுன்னு எப்போ சொல்லுவோன்னா பேமெண்ட் வந்தால் மட்டும்தான் சோல்டுங்கிற ரிப்ளை கொடுப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஃபர்தராக ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரியுடைய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்